இந்த Mozilla Firefox tutorialக்கு நல்வரவு இதில் கற்க போவது General Preferences மற்றும் Privacy Preferences ஐ அமைப்பது இதில் பயனாவது Firefox 7.0 மற்றும் Ubuntu 10.04 Firefox இல் Preferences அடிக்கடி திருப்பி திருப்பி செய்வதை எளிதாக்குகிறது விண்டோஸ் யூசர்கள் இந்த அம்சத்தை ஆப்ஷன்ஸ் என அறியலாம் உதாரணமாக மெயில் லாகின் பேஜ் ஐ ஹோம் பேஜ் ஆக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் எடிட் மற்றும் பிரெஃபரன்சஸ் மீது சொடுக்கலாம் விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும் பிரெஃபரன்சஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது இந்த டயலாக் பாக்ஸ் இன் மேலே பல டாப்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் உள்ளன ஜெனரல் பேனல் இல் உள்ள பிரெஃபரன்சஸ் அடிக்கடி பயனாகும் செட்டிங்ஸ் தொடர்பானது உதாரணமாக Firefox homepage, file download location ஆகியவற்றை அமைப்பது. Gmail ஐ நம் default homepage ஆக ஆக்குவோம். Startup இன் கீழ் When Firefox Starts drop down மெனுவில் Show My Homepage ஐ தேர்க. Default ஆக Homepage field ஆனது Mozilla Firefox Start page க்கு அமைந்துள்ளது. Homepage field இல் சொடுக்கி www.gmail.com என டைப் செய்க. டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும் இப்போது இந்த பயர்ஃபாக்ஸ் விண்டோவை மூடவும் புதிய பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஒன்றை திறக்கவும் ஜிமெயில் லோகின் பேஜ் தான் ஹோம் பேஜ் என்பதை காணலாம் அடுத்து எப்படி மொசில்லா பயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் களை கையாளுகிறது என்று பார்க்கலாம் எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்குக முன்போல விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்குக ஜெனரல் tab மீது சொடுக்குக டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் show the downloads window when downloading a file check box இல் குறியிடுக சேவ் பைல்ஸ் டோ என்னும் ரேடியோ பட்டனை செக் செய்க ப்ரோவ்ஸ் பட்டனை சொடுக்கி டிஃபால்ட் போல்டர் ஐ டெஸ்க்டாப் என மாற்றுக டயலாக் box ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக முன்போல செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேமிக்கப்படும் browserன் search barல் flowers என டைப் செய்து மேக்னிஃபையிங் glass ஐ சொடுக்குக தோன்றும் முதல் search ரிசல்ட் மீது ரைட் கிளிக் செய்க சேவ் லிங்க் ஏஎஸ் மீது சொடுக்குக டிஃபால்ட் ஆக அந்த லிங்க் desktop க்கு டவுன்லோட் ஆகும் என்பதை கவனிக்க சேவ் மீது சொடுக்க அந்த பைல் desktop ல் சேமிக்கப்படும் Tabs panel ல் tabbed browsing அம்சம் குறித்த preferences உள்ளன. கன்டென்ட் panel ல் காட்டப்படும் வெப்சைட்ஸ் குறித்த preferences உள்ளன. அப்ளிகேஷன்ஸ் பேனல் வெவ்வேறு ஃபைல் வகைகளை எப்படி மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் கையாள வேண்டும் என அமைக்கிறது. அது பிடிஎஃப் டாக்குமென்ட் அல்லது ஆடியோ ஃபைலாக இருக்கலாம். அசைன்மென்ட் ஆக இங்குள்ள டாப்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ஐ எக்ஸ்ப்ளோர் செய்க. பிரைவசி பேனல் இல் உங்கள் வெப் பிரைவசி தொடர்பான பிரெஃபரன்ஸ் அமைந்துள்ளன ட்ராக்கிங் இன் கீழ் நாம் tell websites I do not want to be tracked இல் செக் செய்யலாம் இந்த ஆப்ஷன் ஐ செலக்ட் செய்ய வெப்சைட்கள் உங்கள் ப்ரவ்சிங் பிஹேவியர் குறித்த தகவல் எதையும் சேமிக்க முடியாது ஹிஸ்டரி இன் கீழ் பல ஆப்ஷன்ஸ் உள்ளன பயர்ஃபாக்ஸ் வில் field இல் நெவர் ரிமெம்பர் ஹிஸ்டரி ஐ தேர்வு செய்யலாம் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்ய உங்கள் browsing history கணினியில் சேமிக்கப்படாது. நாம் Clear All Current History மீது சொடுக்க கணினியில் உள்ள எல்லா browsing historyயும் நீக்கப்படும். Location bar க்கு வரலாம். When using the location bar, suggest fieldல் நாம் drop down menu மீது கிளிக் செய்து Nothing ஐ தேர்ந்தெடுக்கலாம். அப்படி செய்ய புதிய URL ஐ அட்ரஸ் பார் ல் இடும்போது எந்த prompt உம் கிடைக்காது டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக உங்கள் பிரைவசி இப்போது முழுவதுமாக காக்கப்பட்டது செக்யூரிட்டி பேனல் ல் உள்ள பிரெஃபரன்ஸ் உங்கள் வெப் browsing ஐ பாதுகாப்பாக வைப்பது தொடர்பானது sync panel Firefox sync account ஐ அமைக்க மேனேஜ் செய்ய உதவும் Firefox Sync நம் ஹிஸ்டரி, புக்மார்க்ஸ் மற்றும் பாஸ்வேர்டுகளை பல்வித டிவைசஸ் க்கு இடையே பகிர உதவுகிறது. அட்வான்ஸ்ட் பேனல் ல் சில முக்கிய பயர்ஃபாக்ஸ் செட்டிங்ஸ் உள்ளன. அதில் Firefox ன் behavior ஐ கன்ட்ரோல் செய்ய ப்ரவ்சிங் மற்றும் சிஸ்டம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உள்ளன. நாம் நெட்வொர்க் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி பயர்ஃபாக்ஸ் இன்டர்நெட் க்கு கனெக்ட் ஆகும் விதத்தை கான்ஃபிகர் செய்யலாம். நெட்வொர்க் tab ல் கனெக்ஷன்ஸ் ன் கீழ் செட்டிங்ஸ் பட்டன் மீது சொடுக்குக கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது இங்கு உங்கள் proxies ஐ கான்ஃபிகர் செய்யலாம் proxies performance ஐ improve செய்யவும் இன்னும் நல்ல செக்யூரிட்டி தரவும் பயனாகிறது டிஃபால்ட் ஆக USE system proxy settings radio button select ஆகி இருக்கும் இந்த ஆப்ஷன் உங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் க்கு கான்ஃபிகர் ஆன செட்டிங் களை பயன்படுத்தும் ப்ராக்ஸி settings ஐ manual ஆக உள்ளிட manual proxy configuration radio button மீது சொடுக்குக. நீங்கள் இப்போது proxy settings ஐ இந்த field களில் enter செய்யலாம். குளோஸ் மீது சொடுக்குக. கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும். Close மீது மீண்டும் சொடுக்குக. Preferences அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும். செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும் கடைசியாக அட்வான்ஸ்ட் பேனல் இல் உள்ள அப்டேட் tab மூலம் Firefox ஐ அப்டேட் செய்யலாம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது இதில் நாம் கற்றது ஜெனரல் பிரெஃபரன்ஸ் மற்றும் பிரைவசி பிரெஃபரன்ஸ் ஐ அமைப்பது இப்போது அசைன்மென்ட் ஒரு புதிய ப்ரவ்சர் விண்டோ ஐ திறக்கவும் ஹோம் பேஜ் ஐ spoken tutorialorg க்கு மாற்றவும் உங்கள் டிஃபால்ட் டவுன்லோட் லொகேஷன் ஐ ஹோம் folder க்கு மாற்றவும் When using the location bar, suggest setting ஐ History and Bookmarks க்கு மாற்றவும். கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken hyphen tutorial dot org spoken tutorial பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorialorg slash NMEICT hyphen intro தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி